ஹலோ இன்றைக்கி நம்ம ரவை கேசரி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ரவை ரெண்டு கப் சர்க்கரை மூணு கப் தண்ணி ஆறு கப் கால் கப் முந்திரி கால் கப் திராட்சை ஒரு கப் நெய் உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நான் ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணலாம் கேசர் பவுடர் கொஞ்சம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் ஒரு பா பாதி நெய் இதில் ஊற்றிக்கோங்க இப்போ நெய் சூடான உடனே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ திராட்சை போட்டுக்கலாம் இதில் திராட்சை நல்லா உப்பி வரும்போது நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி வரப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வந்தால் தீஞ்சிரும் நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் போல் அது நம்ம ரவையை தொட்டோன்னா நல்ல ஒரு சூடு இருக்கும் அப்போ அது ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நான் காட்டுறேன் இப்போ இது தொட்டால் வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ அது ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இறக்கிட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை சூடாக இருக்கும் போது வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றினா சீக்கிரம் ஆகிடும் இப்போ ரவை சூடாக இருக்குது கொதிக்கிற தண்ணி நம்ம ஊற்றலாம் அதை கலரி விடுங்க கட்டியெல்லாம் இல்லாத கலரி விடணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து இதை மூடி போட்டு அது வேகட்டும் இப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் நம்ம கேசரி பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இதிலே வந்து உப்பும் போட்டுடுறேன் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தரம் கொஞ்சம் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதை பரப்பி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது பரப்பி வச்சுக்கலாம் ஃபைனலாக வந்து நம்ம நெய் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஆகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சர்க்கரை வந்து பரப்பி விட்டோம் அது கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு வச்சுருந்தேன் நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மெதுவாக வந்து கலக்கி விட்டு கலக்கி விட்டுடலாம் அப்போ இது வந்து கட்டி ஆகாது இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் மிச்ச நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கணும் நெய் வே நெய் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம் நெய் வந்து செப்ரேட் ஆகும் இதில் செப்ரேட் ஆகும்போது நம்ம எடுத்துடணும் நல்லா கலந்து வருது இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் மெத்தட் நம்ம ஒரு கப்பு நெய் ஊற்றிருக்கோம் இதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சுருண்டு வருது கேசரி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம எடுத்துடலாம் ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்ல ஒரு சிம்பிள் மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்